அதிமுக அலுவலகத்துக்கு எப்ப போறீங்க மேடம் நான் எப்போதுமே நியாயப்படி செய்கிறா பர்சன் அதனால எங்கள் தொண்டர்களோட நான் சேர்ந்து அமைதின்றது கிடையாது நான் எப்போதும் நான் என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து முறையாக செஞ்சுக்கிட்டு தான் வர்றேன் நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்க அதையும் பார்க்க தான் போகிறீங்க நான் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்